வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபோர்த் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆக போகுது மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா thirty five thousand eight sixty ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ரைசிங்கில் ஏறிக்கிட்டே தான் இருக்குது அப்படி ஏறிட்டே இருந்தது ஒரு லெவன் ஃபார்ட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் நமக்கு சார்ட்டில் பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு sell at thirty five thousand eight forty five point எயிட்டியில் செல் பண்ண சொல்லியிருக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா thirty five thousand seven fifty six point twenty so இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் மார்க்கெட்டில் எப்போல்லாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இறங்குறதுனால ஜென்ரேட் ஆயிருக்கு ஆக்சுவலி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேலேருந்தே தொடர்ந்து ரைசிங்லே தான் இருந்துச்சு அப்படி ரைசிங்கில் இருந்தது இன்றைக்கி இப்போ தான் பார்த்தீங்கன்னா செல் காலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு செல் கால் வந்து கிடச்சிச்சு பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே வந்து ஜென்ரேட் ஆகிருந்துச்சு ஒரு ஆஃப்டர்நூன் போல் அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஷனாக ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் ஃபோர்த்தில் நமக்கு ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு காலே இந்த செல் கால் தான் ஆனால் அந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஆகஸ்ட் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் போல் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு அப்போ ஜெனரேட் இருந்த அந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த பைக்கால் ஸ்டார்ட் ஆன ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்ச் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆச்சு எக்ஸாக்டாக thirty four thousand nine sixty சிக்ஸில் அப்போ ஸ்டார்ட் ஆன பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்ததில் நெக்கே பார்த்தீங்க அப்படின்னா thirty five three hundred range இருந்துச்சு இன்றைக்கி தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்ச் தொடுற வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பயங்கர ஸ்ட்ராங்காக ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு மீன்வைல் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஆல்ரெடி செல் கால் வந்து வந்துருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் பண்ணி இப்போ சிக்ஸ்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது நிஃப்டியில் நமக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி த்ரீக்கு ஒரு லெவன் ஃபிஃப்டீனுக்கே பார்த்தீங்க அப்படின்னா செல்லுன்னு சொல்லி வந்துருந்துச்சு சிக்ஸ்டீன் டூ சிக்ஸ்டி த்ரீயில் வந்தது இப்போ ஒரு லெவன் தேர்ட்டி வரைக்கும் அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கினதில் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி சிக்ஸ்டீன் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி தான் அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து வரும் ஸோ நிஃப்டியில் ஆல்ரெடி அச்சீவ் ஆகிருக்கு நம்ம ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம் ஏன்னா பேங்க் நிஃப்டி தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சடனாக மொமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது வேகமாக இறங்குது நமக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்ல செல்லுன்னு வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்குற first target thirty five thousand seven fifty six point twenty wait பண்ணி பார்ப்போம் இந்த thirty five seven fifty six point twenty break out ஆகுதான்ட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்ல மூமெண்ட் நல்ல வாலட்டைல் அதனால தான் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆன உடனே பாருங்கள் நமக்கு டார்கெட் கிட்டக்க வந்திருக்கு வித்தின் ஒரு த்ரீ மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிருச்சு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் செவன் ஃபிஃப்டி சிக்ஸை பிரேக் அவுட் பண்ணி செவன் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty six thousand put option இது பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி சிக்ஸில் பைக்கால் வந்து வந்திருக்கு த்ரீ தேர்ட்டி சிக்ஸில் வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா ஃபோர் டென் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு வீக்லி ஆப்ஷனில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்திருக்கும் இல்லை ஃபியூச்சர் பேஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் செல் கால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு ரிவர்ஸ் ஆனது ஒரு டுவெல் டென்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து சேஞ்ச் ஆச்சு பைக்கால் பார்த்தீங்கன்னா thirty five thousand nine thirty five டென்னில் பையின் வந்துச்சு ஒரு டுவெல் டென்னுக்கு பார்த்தீங்கன்னா பைன்னு சொல்லி வந்துச்சு வந்தது ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆரட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு thirty six thousand twenty four ninety தான் வந்து பஸ் ஃபஸ்ட் ஆரட் ஸோ அதை பார்த்தீங்கன்னா thirty six thousand twenty five வரைக்கும் நமக்கு ஹை வந்து போய் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கடுத்து பையிங் ரேஞ்ச் அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் ஆகஸ்ட் ஃபோர்த் நமக்கு பைசல் கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் மாற்றி மாற்றி இன்றைக்கி வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ